வணக்கம் இன்றைக்கி நாங்கள் நிஃப்டியில் ட்ரேடிங் வந்து பண்ணியிருக்கோம் நிஃப்டியில் பொர்ஷன் எடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு தௌசண்ட் ருபீஸ் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு நிஃப்டி நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கண்டினியூஸ் ரைஸில் இருந்துச்சு மார்க்கெட் லாஸ்ட் வீக்லேருந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் லை ரைஸ் அப்படியே தொடர்ந்து வந்து மார்க்கெட் ஏறிட்டே இருந்துச்சு from nine thousand two hundred to ten தௌசண்ட்னு கூட சொல்லலாம் ஸோ மார்க்கெட் செமராலி super rising day by day increase ஆச்சு ஸோ மார்க்கெட் கண்டினியூஸ் பீக்கில் போய்கிட்டே இருந்துச்சு லாஸ்ட் வீக்கு பட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி போய்கிட்டு இருந்த பீக் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் லோட் ஆகும் அதில் இன்னும் நிறையா ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் பார்க்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம் அதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் இதனுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் இந்த டிப்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும் நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக் நல்ல ஒரு ரைசிங் மார்க்கெட் மார்க்கெட் நல்லா ஸ்டெடியாக ஏறிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ இப்படி பாசிட்டிவாக இருந்த மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து கேப் டவுன் நல்ல ஒரு ஹியூஜான கேப் டவுன் ஸோ அந்த கேப் டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து வந்துருச்சு ஸோ மார்க்கெட் வந்து செம கேப் டவுன்றனால எங்கள் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டில் இருந்தது கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்டாக மாறிடுச்சு ஸோ எங்கள் ஸ்ட்ராட்டஜி படியும் செல்லிங் ட்ரெண்ட் வந்துருச்சு அதனால தான் நான் நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பொஷன் வந்து செல்லிங் பொஷன் எடுத்திருக்கோம் ஸோ இப்போ செல்லிங் பொஷன் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து நாங்கள் பொஷன் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஆக்சுவலி நாங்கள் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் இறங்குதா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு ஆக்சுவலி மார்க்கெட் வந்து இன்றைக்கி ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக தான் வந்து மார்க்கெட் வந்து இறங்குது ஸோ இன்றைக்கி பொறுமையாக இருந்தவங்களால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துருக்க முடியும் இந்த மார்க்கெட் இவ்வளோ பெரிய கேப் டவுனுக்கு என்ன காரணம் ஏன் சடனாக இவ்வளோ பெரிய ஃபால் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் தான் வந்து காரணம் ஸோ இதுக்கு ட்ரம்ப் என்ன காரணம் ட்ரம்ப் ஏன் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அதாவது சைனா மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வைரஸ் வந்து ஒழுங்காக வந்து ஹேண்டில் பண்ணல இது அவங்களுடைய தப்பு தான் அதனால தான் எல்லா நாடுக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கம்ப்ளைண்ட் வச்சுட்டு இருந்தார் ட்ரம்ப்பு ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மிஸ்ஹேண்டில் பண்ணிட்டார் சுச்சுவேஷன் இதனால் நாங்கள் வந்து அவங்க மேலே டேக்ஸ் வந்து இது பண்ண போகிறோம் ஸோ டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது மறுபடியும் இது ஒரு ட்ரேட் வார் டேக்ஸ் வார் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த சுச்சுவேஷன் முன்னாடி கூட வந்திருக்கு இதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் மாதம் முன்னாடி வந்துச்சு அப்போதைக்கு ரெண்டு நாடும் உட்காந்து பேசி செட்டில் பண்ணிக்கிட்டாங்க கூல்டவுன் ஆனாங்க சைனாவும் அமெரிக்காவும் பேசி ஓகே கூல்டவுன் ஆகிட்டு டேரிஃப் வந்து கண்ட்ரோலாக இருந்துச்சு பட் அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டேரிஃப் பார்த்தீங்க அப்படின்னா டேரிஃப் வார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போ மறுபடியும் வந்து டேரிஃப் வந்து நான் போட போகிறேன்ற மாதிரி வந்து ட்ரம்ப் வந்து சொன்னாங்க ஸோ அவங்க சொன்ன என்னுடைய இம்பேக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஃப்ரைடே மார்க்கெட் வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி படி டவுன் ஆயிடுச்சு இன்றைக்கி ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா செம கேப் டவுனு ஸோ அந்த கேப் டவுனுடைய கண்டினியூஷனாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து இறங்குச்சு பட் நாங்கள் போர்ஷன் எடுத்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நைன் த்ரீ ஃபைவ் ஜீரோ கிட்டக்கு தான் வந்து ஆக்சுவலி ரேஞ்ச் வந்து எடுத்திருந்தோம் ஸோ நாங்கள் போர்ஷன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இறங்க ரொம்ப நேரம் ஆச்சு ஆக்சுவலி இந்த நைன் த்ரீ ஃபைவ் ஜீரோ தான் வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ அதனால் எங்களுக்கு thousand rupees profit thousand rupees லாஸ்ட்னு மாற்றி மாற்றி தான் வந்துகிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமாக பட் வெயிட் பண்ணதுனுடைய ஒரு காத்திருந்து தான் வந்து பழம் வந்து எடுக்க முடியுன்ற மாதிரி ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணனுடைய இம்பேக்டாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இறங்க ஆரம்பித்த இந்த இறங்கத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்தோம் ஸோ மதியம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா டவுன் ஆச்சு ஸோ இந்த நல்ல டவுனில் வந்து நாங்கள் இப்போ ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிட்டோம் ஸோ ஃபைவ் தௌசண்ட் இருந்த ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட கிடச்சிச்சு அதனால் கவர் பண்ணிட்டோம் இப்போதைக்கு சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்துச்சு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ஷன் வந்து கவர் பண்ணிட்டோம் மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெயிட் பண்ணதுனால தான் வந்து எங்களால் இன்றைக்கி ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடிஞ்சு இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி எப்படி வந்து என்ட்ரி எடுக்கிறது இது நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம் இப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் லட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவோம் இது போக நாங்கள் லெவல்ஸ் வந்து கமாடிட்டிக்கு எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணுறோம் இதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் லட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங்பல் செலக்ட் பண்ணிக்கோங்க நன்றி